ஹலோ என்னோட காலேஜ் டேஸ்ல இருந்து கிட்டத்தட்ட பத்து வருஷத்துக்கு மேல தொடர்ந்து நான் பிளட் டொனேட் பண்ணிட்டு இருக்கேன் நிறைய உயிர் நம்மளால காப்பாற்றப்படுது ஏதோ ஒரு உயிர் காப்பாற்றுறதுக்கு நம்மளும் வந்துட்டு உறுதுணையா இருக்க போறோம் காரணமா இருக்க போறோம்ன்ற நம்பிக்கையும் ஆத்ம திருப்தியும் எனக்கு ஒவ்வொரு தடவை பிளட் போது இருக்கும் ஆனால் இன்னைக்கு நம்ம பிளட் கொடுத்ததுக்கப்புறம் ஒரு உயிர் காப்பாற்றப்படுது அப்படின்ற எண்ணத்தை விட ஏண்டா இங்கே வந்தோன்ற ஒரு எரிச்சல் தான் அதிகமாக இருந்துச்சு ஆரம் சிகிச்சை நம்ம சிதம்பரத்தில் இருக்கிற முத்தையா மெடிக்கல் காலேஜ் ஓபின்னு சொல்லுவாங்க அங்கே இன்னைக்கு நான் பிளட் டொனேட் பண்ண போயிருந்தேன் நேத்திக்கு ராத்திரி எனக்கு ஒரு ஃபோன் கால் வருது சார் இந்த மாதிரி ஒரு பிரெக்னன்சி உமன் டெலிவரிக்காக அட்மிட் பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு வந்து பிளேட்லெட் கம்மியாக இருக்குது ஸோ நீங்கள் வந்துட்டு உங்கள் பி பாசிட்டிவ் இல்லை பிளட் தேவைப்படுது ஏற்கனவே ரெண்டு டோனர் இருக்காங்க நீங்களும் வந்தீங்கன்னா மூணு யூனிட் பிளட் கேட்டிருக்காங்க நாளைக்கு கொடுத்துடலாம் சார் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க நானும் இன்னைக்கு ஆஃபீஸ் போயிட்டு காலையில் ஒரு பதினோரு மணிக்கு பர்மிஷனை போட்டுட்டு அங்கேருந்து வந்து அங்கே ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பி வரேன் ஹாஸ்பிட்டல் கிளம்பி வர கிட்டத்தட்ட முக்கால் மணி நேரத்துக்கு மேலே ஆகும் நான் ஒரு கிட்டத்தட்ட பன்னெண்டே காலுக்கு பக்கம் ரீச் ஆகிறேன் ரீச் ஆனதுக்கப்புறம் நான் போய் வெயிட் பண்ண ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் அங்கே வந்துட்டு எதுக்காக ஒரு டோனர் வந்திருக்காங்கன்ற பற்றி ரெஸ்பாண்ட் பண்ணவே இல்லை நானும் உட்காந்துருக்கேன் அந்த யாருக்கு தேவையோ நீடி பீப்புள் யாரோ அவங்க வந்துட்டு என் கூட பேசிகிட்டு இருக்காங்க சார் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அப்படி சார் வெயிட் பண்ணுங்க சார் அப்படின்னு சொல்லி அவங்க எக்ஸ்கியூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் ஒருத்தர் ஆடி அசைஞ்சு வந்தார் வந்துட்டு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டார் இந்த மாதிரி பிளட் டோனர் வந்திருக்காரு அப்படின்னு சொன்னேன் என்ன ரூமில் கூட்டு போகிறாரு கூட்டு போயிட்டு அந்த பேசிக் பிளட் டெஸ்ட்டில் போகிறாங்க இந்த பிளட் கிளாட்டிங் டைம் என்ன பண்ணேன் அதுக்கப்புறம் இந்த ஹெச்ஐவி சின்ன சின்ன பேசிக்காக ஃபஸ்ட் எடுத்தோன்னே இது பண்ணுவாங்கல்ல அந்த ஸ்க்ரீனிங்க்கு முன்னாடி அந்த பேசிக் டெஸ்ட்டை பண்ணுறாரு பேசிக் டெஸ்ட்டை பண்ணும்போது நம்ம நீங்கள் பார்த்துருப்போம் கூட்டியாக ஒரு கிளாஸில் வந்துட்டு ஒரு ஸ்லைடு இருக்கும் அந்த ஸ்லைடில் நம்ம பிளட்டை எடுத்துட்டு ஒன்று ரெண்டு மூணு ஒரு மூணு ஏரியா வச்சுட்டு மூணு சம் கெமிக்கல்ஸ் கலந்து அதுக்கப்புறம் அவங்க சின்ன சின்ன டெஸ்ட் பண்ணுவாங்க அதுக்கப்புறமா ஒரு ஃபார்மை ஃபில் பண்ண சொல்லுவாங்க அது எதுக்குன்னா பேசிக்காக நம்ம பிளட் வந்துட்டு கொடுக்குற அளவுக்கு ஓரளவுக்கு வந்துட்டு அந்த இருக்குது அந்த பேசிக் அந்த கிரிட்டீரியாலாம் தாண்டி இருக்குது அதுக்கப்புறமா இவரை ஃபார்மை ஃபில் பண்ணுற அளவுக்கு கூப்பிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு போகிறது தான் இந்த பேசிக் டெஸ்ட்டு அதை பண்ணும்போதே அந்த கிளாஸ் லைட்டுக்கு பதிலாக நம்ம டைல்ஸ் வீட்டிலலாம் இருக்குல்ல அந்த உடஞ்சி போன ஒரு டைல்ஸை வச்சுட்டு அதில் என்னோட பிளட்டை எடுத்து அதில் வந்துட்டு டெஸ்ட் பண்ணார் அதில் எந்த அளவுக்கு எஃபிஷியன்சி எப்படி இருக்கும் எந்த அளவுக்கு காட்டும் அதில் ஜேம்ஸ் இருக்க கிருமிகள் இருக்கிறதெல்லாம் வந்துட்டு அந்த டைல்ஸில் இருக்க கிருமிகள் அதில் வந்துருமா வராதா அப்படின்றது எனக்கு பெருசாக தெரியல டெக்னிக்கலாக எனக்கு பேச தெரியாது இருந்தாலும் அது வந்துட்டு ரொம்ப வந்துட்டு இதாக இல்லை ரொம்ப நீட்டாக இல்லை அப்படின்றது நல்லா தெரியும் ஹைஜீனாக இல்லைன்றது தெரியும் அதுக்கடுத்து அங்கேருந்து போயிட்டு ஃபார்மை ஃபில் பண்ணுறேன் ஃபார்மை ஃபில் பண்ணிட்டு கிட்டத்தட்ட இருபது நிமிஷத்துக்கு மேலே வெயிட் பண்ணுறேன் நான் சொல்கிறேன் அவங்கள்ட்ட மேடம் இந்த மாதிரி ஆஃபீஸில் வந்து பர்மிஷன் போட்டு வந்திருக்கேன் தயவு செஞ்சு கொஞ்சம் எக்ஸ்கியூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதை பற்றி பெருசாக எடுத்துக்கல அதுக்கப்புறம் ஒரு இருபது நிமிஷம் கழிச்சு கூப்பிட்டாங்க எனக்கு முன்னாடி ஒரு டோனர் இருந்தார் அவர் போய் பிளட்டை டோனேட் பண்ணிட்டு திரும்ப வெளில வந்தார் வெளில வந்தோடனே என்னை கூப்பிட்டாங்க நான் போயிட்டு அங்கே ப்ளட் டொனேட் பண்ணுறதுக்கு ஃபார்மெல்லாம் கொடுத்துட்டு ஃபார்மை ஃபில் பண்ணுறதுக்கு கொடுத்ததுக்கப்புறம் அவங்க வந்துட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க ஒரு ரெண்டு நிமிஷம் வெயிட் பண்ணேன் திரும்ப வந்துட்டு இந்த பெட்டில் படுத்துக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க நான் போயிட்டு பெட்டில் படுத்துட்டேன் அந்த பெட்டை பார்க்கும்போது உண்மையிலே வந்துட்டு எனக்கு எரிச்சலாக இருந்துச்சு அந்த அட்மாஸ்பியரே வந்துட்டு ஒரு பிளட் பேங்க் மாதிரியே இல்லை ஏதோ ஒரு சாதாரண ஒரு ரூம் சாதாரண ஒரு ஏரியா மாதிரி தான் இருந்துச்சு அந்த பிளட் பேங்க் மாதிரி எப்போவுமே வந்துட்டு பிளட் பேங்க்குள்ள உள்ள நினைஞ்சோன்னு நிறைய போஸ்டர்ஸ் இருக்கும் இந்த போஸ்டர்ஸ்லாம் எதுக்குன்னா பிளட்டோட நீடு என்ன பிளட்டோட இம்பார்ட்டன்ஸ் என்ன பிளட்டை கொடுக்குறவங்க எவ்வளோ நல்லவங்க பிளட்டை கொடுக்குறது எவ்வளோ பெரிய பெரிய வேலை அந்த மாதிரி வந்துட்டு அவங்களை மோட்டிவேட் பண்ணுற மாதிரி இனி இன்னொரு தடவை பிளட் கொடுக்கணுன்ற மாதிரி பல விஷயங்கள் அதில் எழுதப்பட்டிருக்கும் இதெல்லாம் பார்க்கும்போது அவங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும் ஓ நம்ம உண்மையிலேயே ஒரு பெரிய விஷயத்தை செய்ய வந்திருக்கோம் அப்படின்னு இந்த மாதிரி எதுவுமே இல்லை சாதாரண ஒரு ரூம் இருந்துச்சு அதுவும் ஒரு பழைய ரூமாக இருந்துச்சு சரி சொல்லிட்டு நானும் பெட்டில் போய் படுத்திருந்தேன் கிட்டத்தட்ட இருபது நிமிஷத்துக்கு மேலே அந்த பெட்டில் நான் படுத்தே கிடக்கேன் அவங்க எதுவுமே பேசல அவங்க பாட்டு ஒரு ரிஜிஸ்டர் எழுதிட்டு இருக்கேன் அதுக்கப்புறம் நானாக கேட்டேன் மேடம் என்ன மேடம் எதுவுமே செக் பண்ணாமல் இருக்கீங்க நீங்கள் வந்து எனக்கு பிபி பார்த்தீங்களா பல்ஸ் பார்த்தீங்களா இதெல்லாம் பார்த்துதான் அடுத்து ஃபர்தராக பண்ணணும் அதே மாதிரி ஸ்க்ரீனிங் இன்னும் பண்ணவே இல்லையே ஏற்கனவே வந்துட்டு இந்த பிளட்டு நீங்கள் செக் பண்ணாமல் இருந்ததுனால நிறைய இஷ்யூஸ் வந்துருக்குன்னு உங்களுக்கு தெரியும்ல ஃபஸ்ட்டு ஸ்க்ரீனிங் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் என் பிளட்டு யூஸ் ஆகுமா ஆகாதான் நீங்கள் முடிவு பண்ணதுக்கப்புறம் திரும்ப வந்துட்டு என்கிட்ட வந்து பிளட்டே எடுங்க இல்லாட்டி நான் கொடுத்தும் வேஸ்ட்டு தானே அப்படின்னு சொன்னேன் இல்லை ரொம்ப பேசாதீங்க எனக்கு தெரியும் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சரின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணேன் வெயிட் பண்ணதுக்கப்புறம் அவங்க என்னை படுக்க வச்சுட்டு பிபி செக் பண்ணாங்க பல்ஸ் செக் பண்ணாங்க ஆனால் மேக்ஸிமம் ஒரு டுவெண்ட்டி செகண்டில் இதை செக் பண்ணிட்டாங்க அது எப்படின்னு எனக்கு தெரியல சரி ஓகே மோரோ நமக்கு தெரியும் நம்மளோட ஹெல்த் கண்டிஷன் நம்ம பிபி எப்படி இருக்குது பல்ஸ் எப்படி இருக்குன்னு சரின்னு சொல்லிட்டு நானும் விட்டுட்டேன் அதுக்கப்புறம் பிளட் வந்துட்டு எடுக்கிறதுக்காக அந்த நீடில் வந்துட்டு இன்சர்ட் பண்ணுறாங்க நான் காட்டலாம் நினைக்கிறேன் இந்த நீடில் இன்சர்ட் பண்ண இடம் பாருங்கள் ஆக்சுவலாக வந்துட்டு அவங்க நீடில் இன்சர்ட் பண்ணிவிட்டு அவங்க என்னமோ பல்ஜ் ஆகுது பல்ஜ் ஆகுதுன்னு சொல்லிட்டு குத்தி எடுத்துட்டு இருக்காங்க என்னோட வந்துட்டு வெயின் அவ்வளோ கிளியராக இருக்கும் எனக்கே வந்துட்டு பல்ஜ் ஆகுது பல்ஜ் ஆகுதுன்னு குத்தி எடுத்துட்டு இருக்காங்க அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னென்னா அந்த வைப்ரேட்டரே இல்லை அதாவது பிளட்டு கிளாட் ஆகாமல் இருக்கிறதுக்காக ஒரு வைப்ரேட்டர் இருக்கும் அந்த வைப்ரேட்டர் வச்சுருப்பாங்க இல்லைனா அட்லீஸ்ட் வந்துட்டு அவங்களாவது கையில் வந்துட்டு அது கிளாட் ஆகாமல் இருக்கிறதுக்காக ஆட்டிட்டு இருப்பாங்க அதுவும் பெருசாக பண்ணல அவங்க ரெண்டு பேரும் வந்துட்டு பேசிட்டு இருந்துட்டு பல்ஜ் ஆகுதுன்னு சொல்லிட்டு செக் பண்ணிட்டு நீங்கள் அழுத்தாதீங்க ப்ரெஸ் பண்ணாமல் பிளட்டு போகட்டும்னு சொன்ன ஒரே ஆள் இவங்க தான் அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு நானும் வெயிட் பண்ணேன் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறம் என்னோட பிளட்டை வந்துட்டு அது ஜஸ்ட் அவங்களே வந்துட்டு மூவ் பண்ணாங்க இது கிளாட் ஆகாமல் இருக்கிற மாதிரி அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு டூ த்ரீ மினிட்ஸில் வந்துட்டு பிளட்டும் வந்துட்டு ஸ்டோர் ஆகிடுச்சு அந்த பேக்கில் பேக்கில் ஸ்டோர் ஆனதுக்கப்புறம் கட் பண்ணிவிட்டு ஒரு காட்டனை போட்டு என்னோட கையை தூக்கி வச்சுக்க சொன்னாங்க நானும் வச்சுக்கிட்டேன் அப்போது நான் வெளியே இருந்தே ஒரு ஜூஸ் பேக்கெட் எடுத்துகிட்டு வந்தேன் ஏன்னா அந்த நீடி பீப்புள் யாருக்கு பிளட் தேவைப்படுதோ அவங்க வந்து ஒரு ஜூஸ் பேக்கெட்டை கொடுத்து அமைச்சாங்க இங்கே ஜூஸ் பேக்கெட்லாம் தரமாட்டாங்க இந்த மாதிரி பிஸ்கெட்லாம் தரமாட்டாங்க உங்களுக்கு எனர்ஜி வாட்டரோ இந்த மாதிரி எதுவுமே தரமாட்டாங்க நீங்கள் போ இதெல்லாம் வந்துட்டு அவங்களுக்கு ஃபண்டிங்க்கு காசு இல்லையா அதனால் வந்து எங்களையே வாங்கிட்டு வர சொல்லியிருக்காங்க சொல்லி நான் போகும்போதே ஒரு ஜூஸ் பாக்கெட்டையும் ஒரு டம்ளர் என் கூட கொடுத்து அமைச்சிருந்தாங்க நான் பாட்டி எழுந்து உட்காந்தோடனே ஒரு அக்கா வந்தாங்க வந்த உடனே அவங்களே வந்து ஓப்பன் பண்ணி ஒரு டம்ளரில் கொடுத்து அது கொஞ்சம் கொஞ்சம் ரெஸ்பான்ஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அவங்க ஊற்றி கொடுத்தாங்க நான் குடிச்சிட்டு உட்காந்துருந்தேன் அதுக்கப்புறம் ஒரு விஷயம் என்னன்னா இந்த காட்டன்ல பிளட் நின்று அப்புறம் லைட்டாக எப்பவுமே வந்துட்டு லைட்டாக ப்ளீட் ஆகிட்டு இருக்கும் அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா ஜஸ்ட் நம்ம பிளாஸ்டர் இருக்குல்ல அந்த ரவுண்ட் பிளாஸ்டர் ரவுண்ட் பிளாஸ்டர் போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் வந்துட்டு அமுச்சு விடுவாங்க அந்த பிளாஸ்டர் கூட போடாமல் அப்படியே வெளியே அனுப்புறாங்க வெளியே அனுப்புறாங்க நானும் வெளியே வரேன் வெளியே வந்ததுக்கப்புறம் தான் எனக்கு ரொம்ப எரிச்சல் ஏன்னா என்னோட கையை பார்க்குறேன் நான் பார்த்ததுக்கப்புறம் நான் சொன்னல அந்த பல்ஜா இருந்துச்சுன்னு அந்த இடத்த பார்க்குறேன் சாதாரணமாக வந்துட்டு அந்த நீடில் போன இடமும் வெளியே வந்த இடமும் தெரியாத அளவுக்கு தான் பிளட் எடுக்கும்போது அந்த நீடில் போகும் ஆனால் எனக்கு அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஒரு point two mm point three mm அது இதோ பேத்தி எடுத்த மாதிரி அது இருந்துச்சு அந்த ஸ்கின்னை எனக்கு ரொம்ப கோபமாக இருந்துச்சு ஏன்டா இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு வந்துட்டு நம்ம பிளட் டொனேட் பண்ண வந்தோடனே சரி ஓகே இருந்தாலும் ஒரு உயிரை காப்பாற்ற போகிறோம் ஒரு ப்ரெக்னன்சி உமனுக்கு ஹெல்ப் பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு நான் அங்கேருந்து வந்துட்டேன் எதுவுமே பேசாம தேவையில்லாத வந்துட்டு இந்த கான்ட்ரவர்சி கிரியேட் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன் இதில் ஒரு விஷயம் எதுக்காக நான் இப்போ ஷேர் பண்ணுறேன் அப்படின்னா நான் பிளட் டொனேட் பண்ணதை வந்துட்டு பெருமையாக பேசணுன்றதுக்காக சொல்லலை புதுசாக ஒரு சின்ன பசங்க அதாவது காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸோ இல்லை புதுசாக ஒரு முதல் தடவை பிளட் கொடுக்குறாங்களோ இந்த மாதிரி ஒரு அட்மாஸ்ஃபியருக்கு போனாங்கன்னா சத்தியமாக திரும்ப லைஃப் டைம் வந்துட்டு அவன் பிளட் கொடுக்கணும்னு நினைக்கவே மாட்டான் பிளட் கொடுக்குறதுல வந்துட்டு இவ்வளோ ஒரு கிரிட்டிக்ஸ் இருக்கா இந்த மாதிரி டிஃபிகல்ட்டிஸ்லாம் இருக்கா எதுக்கு தேவையில்லாத வேலைன்னு சொல்லிட்டு பிளட்டை கொடுக்காம போயிடுவான் பிளட்டுக்கு மட்டும்தான் இன்னமும் ரீப்ளேஸ்மெண்ட் எதுவுமே கிடையாது பிளட்டுக்கு பதிலாக புதுசாக வந்துட்டு ஆர்டிஃபிஷியலாக ஏதாவது இருக்குது அப்படின்னா எதுவுமே கிடையாது மனுஷனோட பிளட் தான் இன்னொரு மனுஷனுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியே ஆகணும் அப்படின்றப்போ அட்லீஸ்ட் அந்த பேசிக் கம்யூனிட்டிஸ் அந்த அட்மாஸ்பியர் அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் இதெல்லாம் வச்சுக்கணும் ஏன் இந்த ஆரம்ப சிகிச்சை இப்படி ஆயிடுச்சுன்னு எனக்கு தெரியல ஒரு காலத்தில் நான் கேள்விப்பட்டிருக்கேன் ரொம்ப சூப்பரான ஹாஸ்பிட்டல் ஈவன் இன்றைக்கும் வந்துட்டு சைல்டு ஸ்பெஷலாக தான் பார்க்குறாங்க குழந்தைகளுக்குலாம் ரொம்ப நல்லா தான் இருக்குன்னு சொல்கிறாங்க ஆனால் இது இன்னைக்கு இன்னைக்கு எக்ஸ்பீரியன்ஸ் என்னோட ரொம்ப ஒஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸு ப்ரோ சப்போஸ் அந்த அந்த நீடி பீப்புள் எந்த பொண்ணுக்காக நான் பிளட் கொடுத்தோம் அவரோட ஹஸ்பண்ட் இதை பார்த்துட்டு இருந்தா தயவு செஞ்சு தப்பாக நினச்சிக்காதீங்க இனி யாருக்கும் இந்த மாதிரி நடக்கக்கூடாது பில்லிங்கோட யாரெல்லாம் வாலண்டியராக வந்து பிளட் டொனேட் பண்ண வராங்களோ அவங்கெல்லாம் வந்துட்டு இந்த மாதிரி சஃபர் ஆகக்கூடாதுன்றதுக்காக தான் நான் வீடியோ பண்ணுறேன் தயவு செஞ்சு அந்த பேசிக் அமௌண்ட்ஸும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரையும் டெவலப் பண்ண சொல்லுங்கள் ராஜா முத்தைய மெடிக்கல் காலேஜ் சிதம்பரத்துக்கு அண்ணாமலை யூனிவர்சிட்டி நிச்சயமாக இது வந்து அவங்களோட காதுக்கு போகணும் அட்லீஸ்ட் அவங்களோட சுப்பீரியர் இதை உடனே பார்த்துட்டு அட்லீஸ்ட் உடனடியாக ஆக்ஷன் எடுக்கணும் அதுக்காக தான் இந்த வீடியோ இனி இந்த மாதிரி நடந்துச்சு அப்படின்னா நிறைய வந்துட்டு வாலண்டியர்ஸ் வந்துட்டு வரமாட்டாங்க அதுதான் பெரிய உண்மை நமக்கு பிளட்டுக்கு நான் திரும்பவும் சொல்கிறேன் ரீப்ளேஸ்மெண்ட் எதுவுமே கிடையாது எதுவுமே ஆர்டிஃபிஷியலாக பண்ண முடியாது ஸோ வரவங்களை மோட்டிவேட் பண்ணுற மாதிரி இருக்கணும் அடுத்து அவங்க மோட்டிவேட் பண்ணி அடுத்ததும் திரும்ப அவன் பாட்டு டொனேட் பண்ணுற அளவுக்கு அவனோட மைண்ட் செட் இருக்கணும் அந்த அட்மாஸ்ஃபியர் அவனுக்கு அந்த மாதிரி ஒரு நம்ம நம்பிக்கையே கொடுக்கணும் அதனால தான் இந்த வீடியோ பண்ணணும்னு நினச்சேன் தயவு செஞ்சு இந்த மாதிரி வந்துட்டு ஒரு தப்பான எண்ணங்கள் உருவாகிற மாதிரி எந்த ஒரு அட்மாஸ்ஃபியரும் உருவாக்காதீங்க தேங்க்யூ